வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபோர்த் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு இப்போ ஒரு டென் ஓ கிளாக் கிட்டக்க ஆக போகுது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வந்தது செல் காலாக சேஞ்ச் ஆகுது நமக்கு இப்போ செல் கால் வந்திருக்கு டென் ஓ கிளாக் போல் thirty four thousand seven forty eight point செவன்ட்டியில் செல் கால் வந்து வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதாவது பை பண்ணலாம் அப்படின்னா மொதல் கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் இப்போ நமக்கு ஓப்பன் ஆச்சுல ரெட் கலரில் அதே மாதிரி கேண்டில் ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செல்லுன்னு போட்டு என்ன பாயிண்ட்னு வந்துடும் அதுக்கு கீழே ஃபஸ்ட் ஆரட்டுக்கு ஒரு ரெட் கலர் லைன் செகண்ட் ஆரட்டுக்கு அதுக்கு கீழே ஒரு ரெட் கலர் லைன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு லைன் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கொடுக்கும் நமக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் செவன் ஃபார்ட்டி எயிட்டில் செல் கால் வந்திருக்கு செல் கால் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா thirty four seven sixty sixty இந்த ரேஞ்சில் செவன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் பையிங் ட்ரெண்ட் அதாவது பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துடும் இப்போ நான் இப்போ ப்ரீயஸ் கால் பாருங்கள் உங்களுக்கு எல்லா கேண்டில்ஸுமே வந்து க்ரீன் கலர்லேயே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வரும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்டுன்றனால நமக்கு இப்போ கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்தது நமக்கு வந்து thirty four thousand seven forty எயிட்டில் வந்துச்சு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா thirty four thousand six sixty one வந்து வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட் வர ஓரடையும் கேண்டில்ஸ் க்ரீன் கலராகவும் செல்லிங் ட்ரெண்ட் வர ஓரடையும் ரெட் கலராக வரும் ஸோ பார்க்கும்போது யார் வேணாலும் பார்த்தோன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அதே மாதிரி பார்த்தோன்னா கால்ஸும் என்ன பாயிண்ட்டில் எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு உங்களுக்கு வந்து கால்ஸும் வந்து கொடுத்துரும் ஸோ இதை பார்த்து நீங்களே ஓனாகவே வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி இந்த ரேஞ்சில் போது நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் thirty four thousand six sixty so இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஆனால் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஒன் மினிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு ஒரு ஒன் மினிட் கழிச்சு தான் வேகமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு அந்த இறங்க ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட் டாரட் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு இப்போ சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் நைன்ட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது மார்க்கெட் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர்த் ஓப்பனிங் வந்து நல்லா மார்க்கெட் ரைஸ் ஆச்சு மேலே ஏறிச்சு ஏறினதுக்கப்புறம் டவுன் ஃபாலில் இறங்குச்சு ஒரு நைன் தேர்ட்டி போல் இறங்குச்சு பட் ஆனால் அப்போ நல்ல பிரேக் அவுட் கிடைக்கல இப்போ டென் ஓ கிளாக் போல் பார்த்தீங்கன்னா நல்ல பிரேக் அவுட் வந்து கிடச்சிச்சு டவுன் சைடில் அந்த பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறமா நமக்கு செல் கால் வந்துட்டு இப்போ டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்க முடியும் thirty four thousand seven forty eight செவன்ட்டியில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு டவுன் வந்திருக்கு இதில் அழகாக உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பை கால் அது வந்து ப்ரீவியஸ் டே ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்னுடைய எண்டு வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு அப்படியே அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு கண்டினியூ ஆகிட்டு நமக்கு செல் காலாக டென் ஓ கிளாக் வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் கொடுக்குற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா bank Nifty thirty five thousand put option நமக்கு வந்து செல் கால் வந்ததுனால புட் ஆப்ஷனை வந்து காட்டுறோம் ஸோ புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பை கால் வந்திருக்கு டென் ஓ கிளாக் போல் ஃபைவ் சிக்ஸ்டி நைனில் வந்திருக்கு ஃபைவ் சிக்ஸ்டி நைனில் வந்த பை கால் அடுத்த ஒரு த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு அடுத்து ஃபோர்த்து மினிட் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு ஆப்ஷனில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது வந்து இந்த மணி புட் ஆப்ஷனுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்றது இந்த மணி ஸோ இந்த மணியில் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நாங்கள் மேக்ஸிமம் ஆப் ஆப்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மணி தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ இதான் March twenty fourth opening so அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு நமக்கு இப்போ வந்து செல் கால் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம் கால் ஆப்ஷனில் செல் கால் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கவும் முடியும் ஆப்ஷனில் நம்மளால் டேரெக்ட் அப்ளை பண்ணலாம் பட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஏன்னா அதில் தான் கொஞ்சம் ஃப்யூச்சரோட மூமெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக வந்து இருக்கும் அவுட் ஆஃப் த மணி ரொம்ப மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் out of the money prefer பண்ணுறது இல்லை ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஜென்ரலாக இந்த மணி வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அதில் நல்லாவே உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி இதை பார்த்து நீங்களே ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ